அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க டிவைன் எனர்ஜி ஹீலிங் தெரப்பிலிருந்து பேசுறேங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது குரு பயிற்சியை பத்தி தான் பார்க்க போறோம் ரிஷப ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாங்க நவம்பர் பதினஞ்சாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபது வந்து வாக்கியப்படி குரு பயிற்சி ஆகுதுங்க திருக்கணிதப்படி பார்த்தீங்கன்னா நவம்பர் நைன்டீன்த் ரெண்டாயிரத்தி இருபதுல பாத்தீங்கன்னா திருக்கணிதப்படி குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு அதாவது தனுசு வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் மெல்ல நகர்ந்து மகர வீட்டுக்கு வராரு இப்போ இதுக்கு ரிஷபராசிக்கு என்ன பலன் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாங்க ஏன்னா லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ராகுக்கு எது பயிற்சி ஆயிருக்கு ராகு பகவான் மிதனத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் வந்து ரிஷப வீட்டுக்கு வந்திருக்காரு ஏழாம் இடத்துல கேது இருக்காரு இப்போ இதுக்கும் சேர்த்தி தான் இப்போ பலன் சொல்ல போகிறேன் ராகு கேது பயிற்சி நல்லா இருக்குங்க இருந்தாலும் உடல் நலை பாதிப்பு ஏற்படும் பேக் பெயின் பேக் ஹெட் இதெல்லாம் வலி இருக்கும் இந்த குரு பயிற்சி மாறின வாட்டி அந்த பிரச்சனைகள் இருக்காது ஏன்னா குரு பார்வை வந்து டைரக்டா ரிஷபத்து மேலே விரதுனால ஒன்றும் அந்த பெரிய அளவுக்கு தொந்தரவு கொடுக்காது ஏன்னா கடந்த ஒரு அஞ்சு வருஷமாக நீங்கள் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க பிரச்சனைகள் சிக்கல்கள் போராட்ட வாழ்க்கை இதெல்லாம் நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க மன ரீதியான பிரச்சனைகள் உடனே உடல் ரீதியான பிரச்சனைகள் வீட்டில் பிரச்சனைகள் குடும்பத்தில் மெயினாக பிரச்சனை இதெல்லாம் வந்து சந்திச்சிருப்பீங்க நீங்கள் திருமணம் ஆகாதவங்க வந்து பிஸ்னஸில் அடிபட்டிருப்பாங்க திருமணம் ஆனவங்க திருமண வாழ்க்கையே ஒரு பிரச்சனையாக இருந்திருக்கும் கடந்த ஒரு அஞ்சு வருஷமா ஏன்னா கண்டக சனி முடிஞ்சு அஷ்டம சனி முடிஞ்சு இப்பதான் கொஞ்சம் ரிலீவ் ஆயிருக்கீங்க இருந்தாலும் ராகுக்கு இது வந்து இப்படி பயிற்சி ஆயிடுச்சு ராகு வந்து நம்ம வீட்டில் ரிஷபத்தில் உட்காந்துருக்கனால பெரிய பாதிப்பு ஏற்படும்னா ஏ பயப்படவே தேவையில்லை ஏற்படாது ஏன்னா டைரக்டா குரு பார்க்குறாரு ரிஷபத்தை பார்க்குறாரு ஐந்தாம் பார்வையா அதனால உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனையே இருக்காது இனி சந்தோஷம் தான் உங்கள் வாழ்க்கையில் நல்ல பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் ஏற்படும் ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒம்பது குடைவன் பத்து குடைவன் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல பாகிஸ்தானத்திலே தன் வீட்டில் ஆட்சி பெறாரு சனி பகவான் கூட குரு பகவான் நீச்சமாகிறார் நீச்ச பங்கம் ஏற்படுது டைரக்டா குரு பகவான் வந்து ரிஷப வீட்டை பார்க்கறதுனால நல்ல ஆரோக்கியம் நல்ல செல்வாக்கு நல்ல பதவி உயர்வு புகழ் பேர் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வந்து நிறையவே இருக்குங்க ரிஷபராசிக்காரங்களுக்கு ராசிக்காரங்களுக்கு இழந்ததெல்லாம் மீட்பீங்க மீண்டு வருவீங்க ஜெயிப்பீங்க ரிஷபராசிக்காரங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏழாம் பார்வையை கடகத்தை பார்க்குறாரு மூன்றாம் இடம்னா நண்பர்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் உங்களுக்கு நண்பர்கள் மூலயமா நிறைய உதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு நண்பர்களால் இது நாள் வரைக்கும் பிரச்சனை இருந்தால் இது அந்த பிரச்சனை வந்து முடிவுக்கு வரதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குங்க அவங்க மூலியமா உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் அது பகையாளியாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக வந்து உங்களுக்கு உதவி கிடைக்கும் அடுத்தது ஐந்தாம் வீட்டை பார்க்குறாரு கன்னி வீட்டை வந்து பார்க்குறாரு ரிஷபத்துலேருந்து ஐந்தாம் இடத்த ஐந்தாம் இடம் பூர்வ புனிஸ்தானம் அதாவது உங்களுக்கு சொத்துக்கள் உங்களுக்கு வரக்கூடிய சொத்துக்கள் ஏதாவது இருந்துச்சு பெண்டிங் இருந்தது இல்லை கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இருந்ததுன்னா அது முடிவுக்கு வரும் கண்டிப்பாக உங்களுக்கு அது சாதகமாகவே முடியும் அதனால் உங்களோட முன்னோர்கள் சொத்துக்கு சொத்து வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்குள்ளே டிசம்பருக்குள்ளே உங்களுக்கு கிடைச்சிரும் அதே சமயம் இது நாள் வரைக்கும் குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக இந்த முறை வந்து கண்டிப்பாக குழந்த பாக்கியம் ஏற்படும் இருந்து ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானம் புத்திரஸ்தானத்தை குரு பாக்குறதுனால கண்டிப்பாக ரிஷப ராசி மற்றும் லக்னக்காரங்களுக்கு ரொம்ப யோகன்னே சொல்லலாங்க கண்டிப்பாக இது நடக்கும் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் திடீர் முன்னேற்றம் ரிஷபராசிக்காரங்களுக்கு அஞ்சு வருஷமா கஷ்டப்பட்டதுக்கான பலன் வந்து இப்போ நீங்க பலனை அனுபவிப்பீங்க அது நூற்றுக்கு இரநூறு சதவீதம் உண்மை இப்போ நான் சொல்கிறது ஆனால் அதே நீங்கள் ரிஷப லக்கணமாக இருந்து நல்ல தசா புத்திகள் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த பலனை வந்து அனுபவிப்பீங்க ஏன்னா கோச்சார பலன் தான் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன் இருந்தாலும் உங்கள் ஜாதகம் பார்த்து என்ன தசா புத்தி நடந்துட்டு இருக்கு நம்மளுக்கு சாதகமான தசா புத்தியா இல்லை பாதகமான தசா புத்தியா அடுத்தது கிரகங்கள் என்னென்ன நிலைமையில் இருக்கு குரு பலன் குரு பார்வை இருக்கா திருமணம் ஆகாதவங்களுக்கு கண்டிப்பாக வந்து திருமணம் நடக்கும் ஏன்னா குரு வந்து பார்க்குறாரு ரிஷப வீட்டை வந்து குரு பார்க்கறதுனால கண்டிப்பாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டிசம்பருக்குள்ளே கண்டிப்பாக மேரேஜ் ஆகிடும் இப்போ இருந்தே நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ரிஷபராசிக்காரங்க அதனால் எவ்வளோ என்னென்ன விஷயம் இழந்தீங்களோ அதெல்லாம் மீண்டு திரும்ப கிடைக்கும் உங்களுக்கு அதெல்லாம் கவலையப்பட தேவையில்லை இனிமேல் உங்களோட வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டும்தான் அடுத்து நீங்கள் என்ன லெவல் போக போகிறீங்க அப்படின்னு திடீர் யோகம் திடீர் அதிர்ஷ்டம்னா நீங்கள் உங்களோட உழைப்பை நீங்கள் வந்து போட்டுக்கிட்டே இருப்பீங்க திடீர்னு யார் மூலியமாவது வந்து அந்த அதிர்ஷ்டம் கிடைக்கும் இது இங்கே நான் பண்ணுங்க இந்த பிஸ்னஸ் நான் இப்படி பண்ண நீங்களும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உங்களை கைட் பண்ணுறதுக்கு வருவாங்க அறுபது அது ஒரு விதமான நீங்கள் பண்ண பூர்வ ஜென்ம புண்ணியங்கள் வந்து இந்த டைமில் ஆட் ஆகும் ஏன்னா பாவம் பண்ணதுக்கான தண்டனை தான் இப்போ நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்க கண்டக சனிலையும் சரி அஷ்டம சனிலையும் சரி உடல் ரீதியாக மன ரீதியாக குடும்ப பிரச்சனை ரீதியாக நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க இப்போது ப்ளஸ் தான் அனுபவிப்பீங்க அப்போ எங்கேயோ இருந்து யாராவது வருவாங்க ஆனால் உங்களுக்கு தெரியாது ஆனால் அவங்க வந்து அதில் முன்னேற்றம் அடைஞ்சிருப்பாங்க உங்களுக்கு அது கைட் பண்ணுவாங்க இப்படி பண்ணுங்க நல்லா இருக்கும் இப்படி செய்யுங்க நல்லா இருக்கும்னா மற்றவங்களோட பேச்சும் நீங்கள் கேட்கணும் கேட்டு நீங்கள் பண்ணும்போது டக்குன்னு சடனாக இப்போ ரொம்ப ரொம்ப அதிகமாக உழைச்சிருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா உழைச்சாதான் அன்னைக்கு காசு அப்படின்ற மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து ஒரு லைட்டாக அந்த விஷயத்த தட்டி கொஞ்சம் கொண்டு போனாவே போதும் கிளிக் ஆகிடும் உடனே ஒரு பத்து நாள் உழைச்சாதான் உங்களுக்கு அது இதுன்னா அந்த லாபம் வரும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நாளே அந்த மைண்ட் எஃபர்ட்டு உங்களோட உடல் உழைப்பு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த ஒரு நாள்லேயே உங்களுக்கு அந்த பணம் எடுத்துடலாம் பத்து நாள் பணத்தை வந்து அந்த ஒரு நாளில் எடுக்கலாம் அதனால் நீங்கள் வந்து இன்னும் உங்களோட உங்கள் அடுத்த கட்டத்துக்கு உங்களை கொண்டு போகிறதுக்கான முயற்சிகள் வந்து உங்களை நீங்களே தயார்படுத்திக்கணும் ரிஷபராசிக்காரங்க வந்து உங்களை நீங்களே தயார்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் கொண்டு போகிறதுக்கு என்னவோ அந்த வந்து அந்த மைண்ட் செட் வந்து ஒரு வலிமையான மைண்ட் செட்டை வந்து நீங்கள் ஏற்படுத்திக்கணும் ஏன்னா நிறைய விஷயம் பட்டிருக்கிறதுனால இந்த தடவை வந்து இனி பிரச்சனையே இருக்காது அது ஒரு போல்டாக எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி நம்ம சமாளிக்கலாம் அப்படின்றத அந்த மன தைரியம் மன உறுதி வந்து உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் அதனால் கண்டிப்பாக இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி வெற்றி நிச்சயம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவைன் எனர்ஜி ஹீலிங் தெரப்பியை கண்டிப்பாக பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்